வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷால் பரபிரம்ம தஸ்மை ஓம் குருவே நமக அதாவது நம்ம இன்னும் வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பலருக்குமே ரெண்டு கேள்வி ஒன்று இருக்கும் ஆனால் ஜோதிடர்கள் வந்து நெகட்டிவ் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கும் ஏன் அவங்க சொல்லாமல் இருக்காங்க இல்லை சில பேர் சொல்லிக்கிட்டே அதை மறைச்சிருக்கிறாங்களே அது என்ன காரணம் ஒன்றும் ஜோதிடர்களுக்கே தெரியலையா இல்லை வேணும்னு அப்படி சொல்லிக்கிறாங்களா அப்படின்னு அதாவது உங்கள் கர்மா தாங்க உங்கள் கர்மாவை சில விஷயங்களை மாற்ற முடியும் சில விஷயங்களை மாற்ற முடியாது அதுக்கு சிறந்த உதாரணம் ஒரே ஒரு குட்டி கதைங்க ஒரு குட்டி கதை கூட எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது மகாபாரத போரில் வந்து கடைசியாக வந்து அபிமன்யு என்ன பண்ண அபிமன்யு வந்து சக்கரம் அபிமன்யுவின் பிறப்பே வந்து வில்பத்தியில் ரொம்ப மிக சிறந்தவன் மிக சிறந்தவன் ஏன்னா அவங்க மாமா கிருஷ்ணரும் அர்ஜுனும் அவங்க அவங்க தந்தை அர்ஜுனனும் அந்த போர் யுக்தி முறைகளையும் தெளிவாக ரொம்ப சிறப்பாக சொல்லி கொடுத்தவங்க அதுவும் இல்லாமல் அவனுக்கு பிறகும்போது சக்கர யோகத்தை எப்படி சக்கர வியூகம் அவரை எப்படி உடைக்கிறனும் அவன் ரொம்ப சிறந்தவன் சரிங்களா ஆனால் கடைசியிலேயே சக்கர வியூகத்தாலேயே அபிமன்யு வீழ்ந்தான் என்பது தான் கதை நீங்கள் எதை அதிகமாக நேசித்தீர்களோ அதுவே உங்களை ஒரு நாள் வளைவிருக்கும் ஆனால் நீங்களே அதிலிருந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கிருஷ்ணருக்கு நல்லாவே தெரியும் அபிமன்யு அகால மரணம் அடையப் போகிறான் அந்த அகால மரணம் அவனின் வீரத்தை பறைசாற்றுவராக இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே நீங்கள் வந்து பல கதைகளில் படிச்சிருக்கலாம் கிருஷ்ணன் முன்பே உணர்ந்திருக்காது அப்புறம் ஏன் சொல்லலை ஏங்க நம்ம தங்கச்சி பையன் சுபத் அதாவது அர்ஜுனன் மனைவி சுபத்திரை வந்து கிருஷ்ணரின் தங்கச்சி சரி அப்படின்னா அர்ஜு அபிமன்யுவுக்கு அபிமன்யுவோட மாமா கிருஷ்ணர் அப்படின்னா தங்கச்சி பையன் இப்படி இறக்குறான்னு தெரிஞ்சே ஏன் சொல்லாமல் இருந்தார் அமெரிக்காத்தார் அப்படின்னு வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட ஒரு முறை கேட்டாங்களா முக்காலமும் உணர்ந்தவராச்சு நீங்கள் நீங்கள் ஏன் வந்து இப்படி பண்ணீங்க நீங்கள் சொல்லியிருக்கலாமே நீங்கள் நினச்சிருந்தா தடுத்திருக்க முடியுமே அப்போ சொன்னாரா அப்படி நான் நினச்சிருந்தேன் இந்த மகாபாரத்தையே தடுத்திருப்பேன்ப்பா அப்படின்னு அவர் சொன்னார் இன்னொரு காரணம் சொன்னாராம் அதாவது சிறு சில தேவர்கள் வந்து இவன் வந்து அபிமன்யு வந்து சந்திர தேவனோட மறு அம்சமாக இந்த பூமியில் பிறந்தாங்க அது ஒரு முறை காரணம் அந்த பிறக்கும் பொழுதே வந்து பதினாறு வயது வரைக்கும் தான் வாழணும் பதினாறு வயதுக்கு மேலே அவகாசம் எனக்கு கொடுக்கப்படவில்லை அந்த முதல் அந்த ஒரு காரணம் இப்போ இரண்டாவது காரணம் கௌரவர்களை கௌரவர்களை எதிர் எதிர் எதிர்த்து அர்ஜுனன் போரிடணும் அப்படி போரிடுறதுக்கு தடையாக இருந்தது முக்கியமான காரணம் வந்து பீஷ்மர் சரிங்களா அந்த பீஷ்மர் அந்த பக்கம் அவங்க அணியிலிருந்து இருக்கிறனால ஒரு பக்கம் வந்துட்டு தயங்கிட்டே இருந்த அர்ஜுனன் வந்து ரொம்ப வேகத்தோடையும் உத்வேகத்தோடையும் போரிடவில்லை அதற்காக இந்த இறப்பு நிகழ் அவன் தன் மகனின் இறப்பு நிகழ்ந்தால் ஒரு உத்வேகத்தோடனையும் ஒரு கோபத்தோடையும் அவர்களை எதிர்த்து போரிடும் ஆற்றல் அர்ஜுனனுக்கு வருங்கிற காரணத்தால் இந்த இறப்பு நிகழ்த்தப்பட்டது அவ்வளோதான் அப்படின்னா சிறு ஒரு கெட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்குதுன்னா அது ஒரு நல்லதற்கான ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான உங்கள் வாழ்வை உங்கள் வாழ்வை மட்டும் இல்லைங்க மற்றவர்களின் வாழ்வையும் மாற்றுவதற்கான ஏதோ ஒரு காரணம் இருக்குது அது நீங்கள் அறியாமல் இருக்கலாம் அது கடைசி வரைக்கும் அர்ஜுனனுக்கு தெரியாது ஏன் அபிமன்யு வரண்டா அப்படின்னு தெரியாது சரிங்களா அது கடைசியில் அவங்க அண்ணனாலேயே கொல்லப்பட்டது தான் விசித்திரமான விசித்திரம் உண்மையிலேயே அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அப்படி வடிவமைக்கப்பட்டது மகா நீங்கள் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் வாழ்ந்த அனைத்து கதாபாத்திரங்களும் இப்போ நம்மோடே நம்முடனேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அனைத்து விஷயங்களும் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு அன்னைக்கு மகாபாரத்தில் நடந்த சொத்து பிரச்சனை இன்றைக்கும் அண்ணன் தம்பி கூட சொத்து பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா அப்படின்னா என்னங்க அதாவது புதனுக்கு புதனுடைய காரகமாக விளங்கக்கூடிய கிருஷ்ணர் அவரையே வந்து முக்காலமும் உணர்ந்தவர் ஜோரிடத்தில் அருமை அதிக திறமை வாய்ந்தவர் அனைத்து விஷயமே நடக்க போவதை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அமைதியாக இருந்தார் ஆனால் அவரே வந்து பல விஷயங்களை சில விஷயங்களை மாற்றி அமைச்சார் சரிங்களா எப்படி வந்து அர்ஜுனனுடைய அதாவது அபிமன்யுவோட பயன் பிறக்கும் போது வந்து அஸ்வத்தாமன் வந்து அஸ்வத்தாமன் வந்து அந்த குழந்தையை நோக்கி கருவியில் இருக்கும் குழந்தை வந்து பிரம்மாஸ்திரத்தை ஏண்டி வந்து கொலை நினைத்தார் அதையே வந்து கிருஷ்ணர் வந்து மாற்றி அமைச்சார் அவனுக்கே வந்து கடைசியில் வந்து ஒரு தொழுநோய் ஏற்படும் அளவு வந்து சபிச்சார் அப்படின்னா சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் தவறுகள் வந்து நீங்கள் காலத்துக்கும் மறக்க முடியாத கர்மாவை ஏற்படுத்தும் சில சாபங்கள் அப்படி ஏற்படுத்துவதற்கான வலிமைங்கிறது உண்டு அதனால் முக்கியமாக என்னென்னாங்க சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சில பேர் பார்க்குறாங்கன்னா இந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதினா எல்லா பேரும் தொல்லைங்கிறது கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது ஒரு கடனால் நீங்கள் கடன் வாங்கி கிடச்ச வரைக்கும் கஷ்டப்படுறீங்கன்னா அது ஒரு வகையான அவஸ்தை சில பேர் வந்து தொழில்நோயால் இல்லை மனம் சார்ந்த பிரச்சனையால் கட வாழ்க்கை முழுவதும் கஷ்டமான அது வகையான அவஸ்தை இதை மாற்ற முடியாது நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் சிறக துருட கர்மா அத்துருட கர்மா துரு அத்ரு அத்ருத கர்மா அதாவது சில கர்மங்கள் நீங்கள் வந்து சிறு பரிகாரத்தின் மூலமாக செயல்படுத்தலாம் சிறு கர்மாவை நீங்கள் பரிகாரத்தினாலும் செயல்படுத்த முடியாது சில கர்மாவை நீங்கள் மன வலிமையால் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் அதை தான் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணும் கேட்ட உடனே எல்லாருமே வந்து எனக்கு எப்போ பணம் வரும் எனக்கு எப்போ நல்ல வேலை கிடைக்கும் நான் எப்போ முன்னுக்கு வருவேன் பன்னெண்டு ராசிக்காரங்களும் பன்னெண்டு லக்கணக்காரங்களும் இதை தான் கேட்குறாங்க சரிங்களா நீங்கள் இப்போ நான் வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா உங்கள் ஜாதகத்தில் எதை மாற்றிக்கொள்ள முடியும் எதை மாற்ற முடியாது இப்படி கேள்வி கேட்டு வாங்க இப்படி உங்கள் ஜாதகத்தை அணுகுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் வசப்படும் நான் கர்மாவையே மாற்ற சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு முன்னாடி போயிட்டே இருக்க முடியாது பணம் வந்துச்சுன்னா நான் வருங்க ஒரு கோடி பணம் வருது ஒரு கோடி பணம் வந்தால் உங்களுக்கு வேலை செய்ய தோணாரு வேலை செய்ய தோணுன்னா உடலில் பிரச்சனை வரும் உடலில் பிரச்சனைன்னா அதுக்கு முன்னாடி ஓடணும் பார்த்தீங்களா அளவுதான் அதாவது பல பேர் வந்து என்கிட்ட கேட்டுருந்தாங்க அதுக்கு தான் என்கிட்ட பதில் சொல்லியிருந்தேன் எல்லா ஜோதிடர்களும் இப்படியே ஏமாத்துறீங்களா போய் சொல்கிறீங்களா ஒரு விஷயம் தெரிஞ்சு நடக்கும் தெரிஞ்சு நடக்க சொல்லாமல் இருக்கிறது அப்படின்னு கிடையாது அது வாழ்ந்து அழிக்க வேண்டிய கர்மா வாழ்ந்துதான் ஆக சரிங்களா எப்படி அபிமன்யுவின் மாதிரி நன்றி ஓம் சிவோம்